அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோய் தீர்க்கும் தன்வந்திரி ஸ்லோகத்தை பத்தி பார்க்க போறோம் விஷ்ணு அம்சமாகிய தன்வந்திரி பகவானை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கான மந்திரம் தான் கீழே கொடுத்துருக்கேன் காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை தினசரி நீங்க சொல்லிட்டு வரணும் ருத்ராட்சம் இல்ல ஸ்படிகமால எண்ணிக்கைக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம் கால் வந்து தரையில படக்கூடாது ஒன்னு பலகை யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல தர்பபாய் வச்சுக்கோங்க விளக்கு எப்பவும் போல ஏத்திட்டு ரெண்டு ஊதுபத்தி பத்த வச்சுக்கோங்க பத்த வச்சுட்டு இந்த மந்த்ரா சொல்லிட்டு தீபாதனை காட்டிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு பெருமாள் கோயில் உள்ள தன்வந்திரி பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் வைங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க ரொம்ப கொடிய நோய் இருக்கு கேன்சர் போன்ற நோய் இல்ல கிட்னி போயிடுச்சு லிவர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சிவியாரிட்டியா இருந்ததுன்னா தன்வந்திரி பெருமாள் கோயில் உள்ள தன்வந்திரிக்கு சிறப்பா அவங்க ஹோமம் பண்ணுவாங்க ஐயர் கிட்ட விசாரிச்சுக்கோங்க அந்த ஹோமத்துல நீங்க கலந்துக்கோங்க உங்க நட்சத்திரம் அன்னைக்கு உங்க பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த தன்வந்திரி ஹோமத்தை கோயில்ல செய்ய சொல்லுங்க அதுக்கு என்ன அமௌண்ட் என்னன்னு பார்த்து நீங்க ஐயர் கிட்ட பேசிக்கோங்க அதுக்கான ப்ரொசீஜர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போங்க இல்லை சாதாரணமாக இருக்குங்க சுகர் இருக்கு பிபி இருக்கு தலைவலி அதிகமாக இருக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரெண்டு நெய் விளக்கு வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை அங்கே உட்காந்து ஒரு இருபத்தி ஏழு முறை உச்சாரணம் பண்ணிட்டு வாங்க கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் நோய்க்கான நிரந்தர தீர்வு தன்வந்திரி பகவான் தான் கண்டிப்பா இது இந்த ஸ்லோகத்தை சொல்லி உச்சரிச்சு இதுக்கான பலனடைங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிந்து கொள்ள Dhanvantari divine energy healing therapy கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்